அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி அதாவது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் வந்து சனி பயிற்சி ஆகுது வாக்கியப்படி திருக்கணிதப்படி ஆல்ரெடி மாறிட்டாரு சனி பகவான் இப்ப வாக்கியப்படி பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் மகர வீட்டுக்கு வராரு தன் வீட்டுக்கே வந்து ஆட்சி பெறாரு இந்த நேரத்துல எந்தெந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம் அதாவது குபேர யோகம் யார் யாருக்கு எந்த ராசிக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாங்க முதல்ல மேஷ ராசி எடுத்துக்கலாம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டகாசமான டைம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா குரு வந்து பத்தில் நீச்சமாயிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க பத்தா பத்துக்குடிய அதிபதி சனி பகவான் லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் தன் வீட்லயும் ஆட்சி பெறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை மேஷ ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு இருக்கு இது நான் சொல்றது அத்தனையுமே வந்து கோச்சாரப்படி சொல்லிட்டு இருக்கேன் அவங்கவுங்க ஜாதகத்தை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி கட்டங்கள் அமைஞ்சிருக்கு பத்து கூடையன் எப்படி இருக்காங்க சுபர்கள் பார்வை இருக்கா இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கும் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சரிங்களா இது வந்து கோச்சாரப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாங்க கோடீஸ்வர யோகம் இவங்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம்னே சொல்லலாம் அதனால் மிக அட்டகாசமாக இருக்குது மேஷராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அடுத்து ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா கடந்த ஒரு ஒரு அஞ்சு வருஷமாகவே உடல் ரீதியாக மன ரீதியான நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாங்க ஏன்னா ஒம்பது கூடிய அதிபதி பாகிஸ்தான் அதிபதி பத்து கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் வந்து ஆட்சி பெறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பணவரவு நல்ல எஃபோர்ட் போடுவாங்க தொழிலில் அதுக்கேற்ற ஒரு பலன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக வந்து இவங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க ஜாதகத்தை நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் பார்க்கணும் ஜாதகமும் எடுத்து பாருங்க இது கோச்சார பலன் நான் சொல்லிட்டு இருக்கிறது வாக்கியப்படி சனி மாறி இருக்காரு சனி பகவானை வச்சு சொல்லிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃபுல்லாக இது இது வந்து வேலை செய்யும் முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா உங்கள் ஜாதத்தையும் பார்க்கணும் இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன தசா புத்தி அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் கட்டத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக சொல்லலாம் இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு கோச்சாரப்படி தசா புத்தி நல்லா உங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா அது நூறு சதவீதம் வேலை செய்யும் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும் அது சம் பர்சன்டேஜ்கள் குறையும் அவ்வளோதான் ஆனால் எதுக்கும் ஜாதகத்தை எடுத்து உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா யாராவது இருந்தால் காட்டுங்க தப்பு கிடையாது அப்படி என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி கடக ராசிக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க குரு பார்வைகள் இருந்தாலும் கடகத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குது மிதனத்துக்கு தனஸ்தானாதிபதி பார்க்குறாரு குரு சனி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துக்கு போயிடுறாரு அதனால் அஷ்டம சனி ஏற்படுது கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி ரெண்டு பேருக்கும் வந்து மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்க கடகராசி கடக லக்னக்காரங்களும் பிரச்சனையை சந்திப்பாங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் குடும்பத்தில் குழப்பங்கள் இதெல்லாம் சந்திப்பாங்க மிதன ராசி மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக பாதிக்கும் அது இந்த பக்கம் பண வரவு வரும் இந்த பக்கம் ஹெல்த்துக்கு செலவு பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாத காலமாகவே அவங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கும் அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வெளியே போகும்போது வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மிதன ராசிக்காரங்க லக்கணக்காரங்களும் சேர்த்து நான் சொல்கிறேன் அதனால் அவங்க ஜாதகத்தை முழுசாக ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஏன்னா எட்டில் சனி வர்றதுனால தன் வீட்டுக்கே ஆட்சி பெறதுனால கண்டக அஷ்டம சனி கண்டக சனி வந்து கடக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கண்டக சனி இருந்தாலும் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது என்னன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லாங்க ஏன்னா சனி மறைஞ்சிடுறாரு இல்லைங்களா ஆறாம் இடத்துல அதனால் வந்து இவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா சூரியனுக்கு வந்து சனி ஆகாது சூரியன் வீடு தான் சிம்மம் அதனால் சனி வந்து ஆறில் போய் மறைஞ்சிட்டாரு தன் வீட்டில் ஆட்சி பெறதுனால எந்த எதிரி பிரச்சனையும் எந்த குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படாது தெளிவாக ஒரு முடிவெடுப்பாங்க தெளிவான ஒரு விஷயம் பேசுவாங்க இவங்க பக்கம் வந்து எதுனாலும் ஜெயிக்குன்னே சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சு வருவாங்க சிம்ம ராசிக்காரங்க நல்லா பணவரவு ஃப்ளோ நல்லா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ளோ அடுத்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் பூர்வீகம் வந்து வலுப்பெறுது அதனால் பூர்வீக சொத்து இவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அது மூலியமாக இவங்க கோடீஸ்வரர் ஆகலாம் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோச்சரப்படி ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால பூர்வீக சொத்து ஏதாவது கிடைக்கும் கிடைச்சா அது மூலியமாக இவங்க டெவலப் ஆகி நல்லா வந்துடலாங்க அதுக்கு உண்டான அமைப்பு இப்போ இருக்குது அடுத்து துலாம் ராசி பார்த்தீங்கன்னா நாலு நாலுக்குடி சுகஸ்தானத்திலேயே வந்து சனி தன் வீட்டிலே இருக்காரு கண்டிப்பாக வீடு வாங்குறது இடம் இடம் வாங்குறது இடம் இல்லாதவங்க இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுவாங்க கண்டிப்பாக அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வருவாங்க துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லாங்க அடுத்தது விருச்சக ராசி விருச்சக லக்னக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் நாலு கூடிய சனி பகவான் சுகஸ்தானாதிபதியும் மூணில் போய் மறைகிறாரு அதனால் இவருக்கு வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை பணவரவு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மி ஏழரை சனி முடிஞ்சு இருந்தாலும் இரண்டு கோடி தனஸ்தானாதிபதி போய் நீச்சம் ஆயிடுறாரு மூணாம் இடத்துல மறைஞ்சிடுறாரு அதனால் இவருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லலாம் ஓரளவுக்கு வருமானம் வரும் அதை வச்சு அவங்க செலவு பண்ணிக்கலாம் அவ்வளோதானே தவிர பெரிய அளவுக்கு இவங்க வருவாங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சுகஸ்தானம் நாலு கூடையவனும் ஆட்சி பெறாரு ஆனால் மூணில் மறைஞ்சிடுறாரு குருவும் நீச்சம் இரண்டு கோடி தனஸ்தானாதிபதியும் நீச்சம் குடும்பத்திலையும் பிரச்சனை அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரங்க போட்ட காசு எடுக்கிறதையே ரொம்ப திணறுவாங்க அடுத்தது தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சனி தன் வீட்லேயே இருக்காரு நல்ல மணி ஃப்ளோ இருக்குங்க இவங்க எதிர்பார்க்காத பணவரவு கிடைக்கும் இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல கிடைக்கும்னு ஆனால் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க அது பெரிய லெவலில் பூமாக இருக்கும் ஏதோ சமய அது எதுலனாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் மேபி கிரிப்டோ கரன்சி ஆகட்டும் இல்லை ஏதோ ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பழசு அதில் இப்போ வந்து ஜாக்பாட் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்லாம் பயங்கரமாக இருக்குது இவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டரை வருஷம் ஃபஸ்ட் கிளாஸ்னே சொல்லாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தனுசு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட வேணாம் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உழைப்பு போடணும் மந்தத்தன்மை ஏற்படும் உடல் உபாதைகள் வரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் இரண்டு கூடிய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி தன் வீட்டிலே இருக்காரு ஜென்ம குருவா இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படும் செலவுகள் மெடிசன் செலவு ஏற்படும் நல்லா பணவரவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மெடிசன் செலவு இருக்கும் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி யோகன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொங்கு சனியாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போதும் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு அஞ்சு வருஷத்துல இவங்களா செட்டில் ஆகிடுவாங்க மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பொங்கு சனினா ரெண்டாவது ரவுண்டாக இருக்கும் சின்ன வயசில் ஒரு ரவுண்ட் முடிஞ்சிருக்கும் படிக்கும்போது இது ரெண்டாவது சுற்றாக இருக்கும் சனி அதனால் வந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உடலை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பண வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக வந்து இவங்க எதிர்பார்த்த தொகை இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் பிஸ்னஸில் ஆகட்டும் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக செய்வாங்க எதுவும் வந்து நிதானத்தோட ஒரு கவனமாக செய்யக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக ஸ்பீடாக செஞ்சிங்கன்னா அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்லோவாக பண்ணு அந்த சனி பகவானை போன மெதுவாக தான் நகருவார் அதில் வந்து ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் லேசினஸ் அதிகமாக இருக்கும் அது ஒரு குறைனே சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரும் ஹெல்த் கவனமாக பார்த்துக்கோங்க இது எதனால சொல்லணும் அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் கோச்சார பலன் கோச்சார பலன் கோச்சார பலன் இதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் அவங்கவுங்க ஜாதத்தை பாருங்க எப்படி இருக்கு தசா புத்தி பத்து குடைவன் எப்படி இருக்கான் தொழில் அதிபதி லாபஸ்தானாதிபதி சுபர்கள் பார்வை இருக்கா எப்படி இருக்கு தசா புத்தி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கா ஃபேவரா இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாகணும் இப்படி பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகமும் பார்க்கும்போது இந்த டைமும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா டக்குன்னு கிளிக் ஆகி மேலே வந்துருவாங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லாங்க அடுத்து கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்க எதிர்பார்த்த தொகை கிடைக்காது ஏன்னா இரண்டு கோடி தனஸ்தானாதிபதி நீச்சம் ஆயிட்டாரு பன்னெண்டாம் இடத்துல அதனால் கும்பராசி இது நாள் வரைக்கும் நல்லா ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து செலவழிக்கிற காலகட்டம் இது நல்லா ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருந்திருக்கும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க அது பெஸ்ட்டு கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களை அதில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் முன்ன பின்ன லேட்டாக தான் ஆகும் ஏதோ மைண்டில் ஏதாவது போட்டு தாட் போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் மற்றபடி தனஸ்தானமே போய் பன்னெண்டில் நீச்சம் ஆயிட்டாரு அதனால் அவருக்கு பெரிய அளவுக்கு பணம் வரும்னு சொல்ல முடியாது அடுத்து மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க என்ன பார்த்தா அவங்களோட தொழில் ஸ்தானாதிபதியை தன் வீட்டில் ஆட்சி பெறாரு மீன ராசி மற்றும் லக்னக்காரங்க எதிர்பார்க்காத பணவரவுகள் கிடைக்கும் எதிர்பார்க்காதனா பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பெரிய லெவலில் போகாதுன்னு நினச்சி ஏதோ கம்மி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது பெரிய லெவலுக்கு போயிடும் அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் இது மீன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களை அசைக்கவே முடியாது ஏன்னா அதிபதியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கூடையவனும் அவன் தான் பன்னெண்டு குடையனும் வந்தான் பதினொன்று குடையும் வந்தான் பத்து குடை வந்து நீச்சம் ஆயிட்டான் இப்போ பத்து குடைவன் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் வந்து பதினோராம் இடத்துல ஆயிட்டாரு தொழில் ஸ்தானாதிபதி நீச்சம் ஆயிட்டாலும் அங்கே நீச்ச பங்கம் ஏற்படுது சனி ஆட்சி பெறாரு அப்போ பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டனே சொல்லலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாங்க நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அதனால் பயப்பட தேவையில்லை மீனராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாங்க இந்த தடவை அதை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம் உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க இது கோச்சார பலன் வாக்கியப்படி நீ இப்போ மாறுறாரு சனி பகவான் அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல மாறுறாரு இது வாக்கியப்படி விடியற்காலை அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு மாறுறாரு சனி பகவான் ஓகேங்களா அதனால் இதை கவனமாக பாருங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா இது கண்டிப்பாக இது வந்து நான் சொன்ன விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் தசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மாறும் அப்போ அது கவனமாக பாருங்கள் உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து பாருங்கள் ஜாதகம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது ஜாதகம் என்னன்னு கொடுத்து பாருங்கள் ஓகேங்களா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்